வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம டஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக என்று நாம் பார்க்க போகிற ஒன்று ரிஷப லக்னமும் குரு டசியும் சரிங்களா ஏன் ரிஷப லக்னத்திற்கு நாம் குரு குரு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அனைத்து அநேகமாக அனைத்து லக்கணங்களுக்கும் ஒரு பா முக்கியமான பாபர் ஒரு தீயதை செய்யும் அப்படின்னு ஒரு முக்கியமான கிரகத்தை எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா சனி சனி என்ற கிரகத்தை சொல்லுவாங்க ஆனால் இந்த ரிஷப லக்கணக்காரர்களுக்கு அதாவது சுக்கிரன் லக்கண சுக்கிரனை லக்கணமாக சுக்கிரனை லக்கணமாக கொண்டவர்களுக்கு வந்து அதாவது ரிஷபம் மற்றும் துலாம் இவர்களுக்கு சனி யோகா அதிபதி ஏன்னா ரிஷபத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதியாக வருவார் அதாவது தர்ம கர்மாதிபதி துலா லக்கணக்காரர்களுக்கு நான்கு ஐந்தாக வருவார் அதாவது சுக்கரனை கொண்டு ஒரு பாசிட்டிவ் சனி தான் பாசிட்டிவ் செய்வார் இதில் அநேகமாக எல்லாருமே நினைப்பாங்க குரு வந்து நல்லது செய்வார் குரு பார்த்தா அப்படி இப்படின்னு ஆனால் ரிஷப லக்கணம் சுக்கரனுடைய லக்கணங்களுக்கு குரு அவ்வளவு தீமையை செய்வார் அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு தீமையை செய்வார் என்னங்க இப்படி சொல்கிறீங்க ரொம்ப இவ்வளோ நெகட்டிவாக சொல்கிறீங்களே அப்படின்னு கிடையாது நீங்கள் ஏங்க பாசிட்டிவே செய்ய மாட்டார் அப்படிலாம் கிடையாது அந்த டசா அந்த புத்தி காலகட்டங்களில் உங்களுக்கு அதுக்கான பாசிட்டிவ் கண்டிப்பாக வரும் அதனால் உடனே நீங்கள் பயந்துக்க வேணாம் அது உங்கள் ஏன் எப்போ யாருக்கு ஒரு தீமை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு முழுவதுமாக கெட்டு விட்டார் இல்லை குரு குருவோட குரு இன்னும் வலிமையாக இருந்தால் ஏன்னா உங்கள் லக்கணது எட்டாம் அதிபரியாக வராரு பதினோராம் அதிபரியாக வருகிறார் எட்டாம் அதிபர்னால் திடீரென்று நடக்கும் தீய பலன்கள்னு கூட சொல்லலாம் சரிங்களா உங்களுக்கு பிடிக்காத ஒன்று நீங்கள் விரும்பாத ஒன்று நீங்கள் வேண்டாத ஒன்று நீங்கள் மறைத்து வைத்திருக்க நினைக்கும் விஷயங்கள் இல்லை அது எல்லாமே வெளியே வரும்போது உங்களுக்கு என்ன தோணும் ஒரு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்ல கஷ்டமாக இருக்கும் உங்களையே அதை வந்து பா உங்களுக்கே பாதிப்பு ஏற்படுத்தலாம் அப்படி அன் அரண் சம்மந்தப்பட்ட பாவம் தான் குரு எட்டாம் பாவமாக உங்களுக்கு அமைந்திருக்கு இப்போ எட்டு பதினொன்றாம் அதிபரியாக வருவதனால இப்போ மூத்த சகோதரர் சித்தப்பா உடல் பிரச்சனை உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தனிமையிலும் வசித்தல் இல்லை கடன் அதிகரிக்கிறது இல்லை தேவையற்ற அவமானம் விமர்சனங்களை சந்திக்கும் நிலை ஏற்படலாம் இந்த குரு உங்கள் லக்கினாதிபதி சுக்கிரன் இருக்கா இல்லையா இந்த சுக்கிரனோடு சமன்று சம்மந்தப்பட்டால் அதாவது குரு சுக்கிரன் சேர்க்கை குரு சுக்கிரன் பார்வை இல்லை குரு சுக்கிரனோட நட்சத்திரத்திலே அமர்வரு அமர்ந்து தசை நடத்துவர் அல்லது புத்தி நடத்துவர் என்றால் ஜாதகருக்கு அந்த பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் அது பண ரீதியான பிரச்சனையா இல்லை உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இல்லை வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இல்லை திருமண வாழ்வில் பிரச்சனையா அப்படிங்கிறது அது அமைந்த பாவம் செயற்கை பொறுத்து மா மாறுபடும் இது எப்போ நடக்குன நடக்குங்க இந்த ரிஷப லக்கணமாகி அஷ்டமசனி ஜென்மசனி அல்லது குரு அஷ்டமத்தில் இருக்குது இல்லை ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த தீய பலன்கள் நடப்பதற்கான ஒரு அந்த ஒன்றரை வருடம் இரண்டு வருடம் இருக்கும் அதீதமாக நடக்கும் அப்போ வந்து இன்னுமே நீங்கள் உஷாராகிக்கணும் சரி இப்போ தான் நடக்க போது நம்ம என்ன இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஃப்கார்ட் ஆகிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த குருடசியோ சனிப்பெயர்ச்சியோ கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த குருடசியில் கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப நெருக்குது என்னை மாதம் மாதம் எல்லா மாதம் நெருக்கிட்டே போகுது அப்படிங்கிற எல்லாமே கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் மற்ற காலகட்டங்கள்லாம் அதுவும் இல்லாமல் பெரிய முடிவுகள் நான் மட்டும் புதுசாக தொழில் பண்ணுவேன் இல்லை இவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறேன் இவ்வளோ பணத்தை நான் இவ்வளோ வட்டி வட்டி கொடுறேன் கடன் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டங்களில் ரசியோ புத்தியில் அதற்காக தான் இந்த பதிவு சரிங்களா நன்றி ஓம் சேவோம்